என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர்